அனைவருக்கும் வணக்கம் குழந்தையின் கற்றல் ஒரு அற்புதமான செயல்பாடு அல்லது நிகழ்வுன்னு சொல்லலாம் அப்படித்தானே புகழ்பெற்ற ரஷ்ய உளவியல் அறிஞர் வகாட்ஸ்கி என்ன சொல்றார் தெரியுங்களா குழந்தைகள் தங்களுடைய கைகளை வெறுமனை இப்படியும் அப்படியும் அசைக்கிறது ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு சொல்கிறாரு இதுதான் அவர்களுடைய எழுதுதல் புத்தகங்களை படித்தல் விளையாட்டு பொருள்களை கையாளுதல் போன்றவற்றிற்கு உறுதுணையாக அமைதுன்னு சொல்கிறாங்க குழந்தைகள் எப்படி கற்றுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் நாம் எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்கும் ஒரு திட்டமிடுறதுக்கு எதுவாக இருக்கும் இல்லைங்களா குழந்தைகள் பல முறைகளில் கற்றுக்குறாங்க ஒன்று ஐம்புலன்கள் மூலமாக கற்றுக்குறாங்க பார்த்து கேட்டு கற்றுக்குறாங்க தெரிஞ்சதுலேருந்து கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் சூழ்நிலையோடு தொடர்பு படுத்தி கற்றுக்குறாங்க ஆராய்ந்து கற்றுக்குறாங்க குழுவின் மூலமாக கற்றுக்குறாங்க செய்து கற்றல் மூலமாக கற்றுக்குறாங்க இப்படி பல வழிகளில் குழந்தைகள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற கற்றல் முறைகளோட ஆசிரியர் கற்பித்தார் என்றால் கற்பித்தலோடு கற்றலும் முழுமை பெறும் இல்லைங்களா குழந்தைகளோட சிந்தித்தல் திறன் தொடர்புபடுத்தி அறியும் திறன் ஆராய்ந்து அறியும் திறன் இது எல்லாமே மேம்படும் குழந்தைகளோட தேவை என்ன விருப்பம் என்ன எதை எப்படி எங்கு எவ்வாறு கற்பிப்பது என்பதை ஆசிரியராக இருக்கிற நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கற்பித்தல் ரொம்ப எளிமையானதா இயல்பானதா சிறப்பானதாகவே அமையுங்க முதல்ல குழந்தைகளோட எதிர்பார்ப்பு விருப்பம் நிறைவேறுச்சுன்னா கற்றல்ல அவங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் தானாகவே அமைஞ்சிரும் அப்படி அமைஞ்சா கற்றலும் சரி கற்பித்தலும் சரி ரொம்ப எளிமையா மகிழ்ச்சியா உயிரோட்டமா மாறிடும் குழந்தைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் இளம் குழந்தைகள் தொடக்க காலங்களில் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்களா முதல்ல குழந்தைகளுக்கு பொம்மைகள் புத்தகங்கள் விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எளிதாக அவங்க அணுகக்கூடிய வகையில் ஒரு தூண்டுதலையும் அதை செயல்படுத்துறதுக்கு அல்லது பயன்படுத்துறதுக்கு ஏதுவான ஒரு சூழலையும் நம்ம வழங்கிடணும் அங்கே அவங்க கற்றல் கற்பித்தலோட பொருளோட விளையாடுறதும் செயல்படுறதும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சூழல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாயிரும் அச்சடிக்கப்பட்ட சொற்கள் அல்லது எண்கள் நிறைந்ததா அது இருக்கணுங்க நேரடி அனுபவங்கள் மூலமாக செய்து பார்த்து கற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் இது நேரடி அனுபவம் உள்ள செய்து பார்த்து கற்றல் என கூறும்போது அதற்குரிய சரியான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்களா நேரடியான அனுபவங்கள் மூலம் செய்து பார்த்து கற்றல் என்பதை குழந்தைகள் ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி செயல்பாடுகளை செய்ய சொல்கிறது கேட்பதுக்கு பதிலாக பொம்மைகள் விளையாட்டு பொருள்கள் பொருள்கள் பல்வேறு வடிவமைப்புகள் பொருட்களை கொண்டு தாமே உருவாக்கி கற்றுக்குவாங்கங்க பிறரோட பழகிறதும் பேசுறது மூலமாக புதிய புதிய சொற்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க நேரடி அனுபவம் மூலமாக செய்து பார்த்து கற்றல் என்பது செய்து கற்றல் என்றே பொருள்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க குழந்தைகளிடம் சதுரம் உருளைகளை கொண்ட உருவங்களை அமைக்க சொல்லுங்கள் சிவப்பு பாலங்கள் அதாவது ப்ளூ பிளாக்ஸ் ரெட் பிளாக்ஸ் இந்த இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க இந்த பில்டிங் பிளாக்ஸை வந்து அதாவது கட்டுமான தொகுதிகளை அவங்கள அடுக்க சொல்லணும் அடுக்க சொல்லும்போது எந்தெந்த பகுதிகள் எவ்வாறான வடிவங்களில் இருக்குது அது எப்படியெல்லாம் அடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே எளிமையாக கற்றுக்குவாங்கங்க இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க பிரச்சனைகளை தீர்க்கவும் ஆராயவும் பரிசோதனைகள் செய்யவும் படைப்பாற்றல்களை வளர்க்கவும் எதையாவது பயனுள்ள வகையில் உருவாக்கவும் அவங்க முயற்சி செய்கிறாங்க இப்படி விளையாட்டுகள் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எண்ணிக்கை வடிவம் உருவம் நிறம் சமநிலை பெரியது சிறியது அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்கங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே பாராட்டுக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதில் எதையுமே நாம் சொல்லித்தரலைங்க அவங்களா கற்றுக்குறாங்க சிறியது பெரியது நம்ம எதுவுமே இல்லை ஒரு இடத்த வந்து வந்து பில்டிங் பாக்ஸ் கொடுக்கும்போது இதை அடுக்குங்கன்னு சொன்னால் இதை அடுக்க முடியுமா இதை அடுக்க முடியாதா இது பெருசாக இருக்கு இது சின்னதாக இருக்கு இது எப்படி வரணும்னு அவங்களாகவே செஞ்சு கற்றுக்குறாங்கங்க சில சமயங்களில் புதிர்களை தீர்த்து சரி செய்கிறதுக்கு கூட அவங்களே பார்த்துக்கிறாங்கங்க அதாவது சில வினாக்களை கூட நீங்கள் கேட்கலாம் வெளிப்படையான வினாக்கள் கேட்டால் கூட அவங்க சரியாக பதில் சொல்லுவாங்க சில நேரங்களில் திறந்த வகை வினாக்கள் கூட அவங்க கிட்ட கேட்கலாம் ஏன் இந்த அடிக்கிட்டே போகும்பொழுது ஏன் இந்த பெருசாக இருக்கிறத நீங்கள் தூக்கி மேலே வைக்கல அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்க இது பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது இது சமநிலை இல்லாமல் இருக்கு அப்படின்னு குழந்தைகளே சொல்லுவாங்க இந்த மாதிரி தானாக சிந்திச்சு சொல்கிறதுக்கும் யோசனை செய்கிறதுக்கும் சிக்கல்களை தீர்க்கறதுக்கும் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் இது அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுக்கும் ஊக்குவிக்கப்படணுங்க நம்ம இத்தகைய விளையாட்டுகள் மூலம் அவங்க என்ன தெரியும்னா சிக்கல்களை தீர்ப்பதற்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இதன் மூலமாக படைப்பாட்டல் விமர்சன சிந்தனை திறன் அவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு தேவையான நேரங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க தேவையான என்னும் எழுத்திற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம வழங்கணுங்க இந்த குழந்தைங்க பொருள்களை கொண்டு செயல்படும் போது என்ன பண்ணணும்னா வெவ்வேறு வகையான பொருள்கள்லேருந்து அந்த இயற்பியல் பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க எடுத்துக்காட்டா ஒரு குழந்தைங்க கிட்ட மகிழ்ச்சியை விளையாடுறதுக்கு களிமண்ணை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த களிமண்ணில் விளையாடுறதும் அப்படி பிசைகிறதும் அதுக்கப்புறமா எதை என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் என்னென்ன உருவங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட கைகளை வச்சு அவங்க விளையாடுறது மூலயமா புதிய புதிய உருவங்கள்லாம் செஞ்சு மகிழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பந்தை நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பந்தை விளையாடும் போது அதை உருட்ட முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இது உருண்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து கீழே அப்படி தட்டினோம்னா மேலேயும் கீழேயும் அது போயிட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க இந்த பொருள்களுடைய அமைப்பை பற்றி அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இது மென்மையானதா கடினமானதா தடிமனாக இருக்கா கரடு முரடானதாக இருக்குதா அதுக்கப்புறம் வழுவழுப்பானதாக இருக்குதா அப்படின்னு அவங்களே செய்து கற்றல் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க குழந்தைகள் ஒரு பொம்மை வாகனத்தை பயன்படுத்தும் போது விளையாடும் போது அந்த சக்கரங்களோட எண்ணிக்கை என்ன இது பெரிய சக்கரமா சின்ன சக்கரமா அதோடைய நிறங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க இதே மாதிரி அந்த கட்டட தொகுதிங்கிறது ஒரு நோக்கத்தோட ஒரு பணியை செய்கிறதா இருக்கும் அதாவது ஒன்றுடன் ஒன்றுடனான தொடர்பு எண்ணுதல் பொருத்துதல் வரிசைப்படுத்துதல் அந்த இடைவெளிகளுக்கு தேவையான அந்த பாலங்களை பொருத்துதல் இதை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தாங்க வெவ்வேறு எண்ணிக்கையில் உள்ள குழந்தைகள் அதாவது மணிகள் ஒரு சரத்தில் கோக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க இது முதல் எண்கள் என்ன அதாவது கார்டினல் நம்பர்ஸ் என்ன ஆர்டினல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதனால பொருள்களை எப்படி கையாள்வதன் மூலமும் உருவாக்குவதன் மூலமும் வடிவமைப்பதன் மூலமாகவும் குழந்தைகள் மென்மேலும் சிறப்பாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஆர்வமான செயல்களையும் அந்த நல்ல நடத்தைக்கான செயல்களையும் படிக்கிறதுக்கான சூழலையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சூழலையும் நம்ம அதிகமாக குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் குழந்தைகளுக்கான கருத்து சுதந்திரம் தரும் பொழுதும் அவர்களாகவே செய்து கற்றலுக்கான சூழலை ஏற்படுத்தி தரும் பொழுதும் ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்வாகவும் சுறுசுறுப்பாகவும் மன நிறைவோடும் கற்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிக இல்லை குழந்தைகள் சிறிய குழுக்களாக விளையாடும் போதும் விவாதிக்கும் போதும் பொருள்களை கொண்டு செயல்படும் போதும் நன்றாக சிந்திக்கவும் பேசவும் கத்துக்கிறாங்க குழந்தைகள் பொருள்களோட செயல்படும் போது விரைவாக கற்றுக்குறாங்க குழந்தைகளுக்கு இன்னும் கேட்க வேணும் கேட்கணும் இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் நம்ம ஏற்படுத்தி தருவது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குங்க நன்றி